Thank you. ரிச்சுவலில் சொல்கிறாங்களா குருஜி நம்ம நம்ம முக்தி அடைஞ்சிட்டா பிறவியை கண்ட்ரோல் பண்ணலாம் அது அது எப்படி குருஜி பண்ண முடியும் இல்லை எல்லாருக்குமே வந்து கட்டாயமாக பிறவி கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறேன் நீங்கள் பிறவி எடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி யாருமே நீ நிறைய கர்மா வச்சுருக்கா பிறந்து தான் தீர்னிட்டு நீ நிறைய பேங்கில் வச்சுருக்கா எல்லாத்தையும் செலவழித்து தான் தீர்னு யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க அது மாதிரிலாம் அதே மாதிரி எந்த பிறவியும் எடுக்கணும்னு சொல்லி யாரும் கட்டாயப்படுத்துறது இல்லை ஆனால் நமக்கு வந்து ஆசை இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் பிறவி எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கங்கிறது சொல்லுங்கள் Uh, பிறவி எடுக்காம உட்காந்தா உங்களுக்கு போர் அடிச்சுக்கிட்டே இருக்கும் உட்காந்து போர் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா ஆ இல்லை அதான் சும்மா என்னெல்லாமோ பேர்கள் வினோதமான பேரை கொடுத்து நல்லா மோட்சங்கிறது நம் நாமளும் அந்த பேரை யூஸ் பண்ணுறோம் அது வேற ஒன்றும் நம்மகிட்ட இல்லை ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மைண்டுக்கு பேர் தான் லிபரேஷன் மோட்சங்கிறதெல்லாம் வேற ஒன்றுமே கிடையாது